குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லக்ஷ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி உங்கள் ஜாதகத்தில் நிர்ணயம் செய்வது அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும் ஏழாம் இடத்தையும் ஏழாம் இட அதிபதியும் வைத்து நம்ம வந்துட்டு அவர்களின் குணம் என்ன அதில் எந்த கிரகம்லாம் பார்க்குது அப்படின்னு வச்சு சொல்லுவோம் ஆனால் நான் அப்படி இன்றைக்கி பண்ண போவது கிடையாது இது வந்து எனக்கு நான் பார்த்த வரையில் அனுபவத்தில் சரியாக இருப்பதால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது சரியாக வரும் ஏழாம் இடத்து ஏழாம் இட அறிவதையும் நான் இன்றைக்கி பேச போவதே கிடையாது அது இல்லாமல் எப்படி ஜெமினி முறைன்னு ஒன்று இருக்குங்க ஜெமினி சூத்திரங்கள் ஒன்று இருக்குது அதில் வந்து தாரா கிரகம் தாரா கிரகத்தை பற்றி சொல்கிறார்கள் அந்த தாரா கிரகம்னு என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் மிக குறைவான டிகிரி எந்த கிரகம் வாங்கியிருக்கிறதோ சரிங்களா அதாவது ஒரு கிரகம் வந்துட்டு நாலு டிகிரியில் இருக்கும் ஒவ்வொரு பாவத்துலேயும் ஒரு கிரகம் உட்காந்துருக்கும் அஞ்சு டிகிரி பத்து டிகிரி இருபது டிகிரின்றோம் அதில் வந்துட்டு எந்த கிரகம் குறைவாக இருக்குது இப்போ இருபத்தி அஞ்சு டிகிரி இருபத்தி நாலு டிகிரி எல்லா கிரகமும் இருக்குன்னா இப்போ புதன் மட்டும் நாலு டிகிரியில் இருக்குதுன்னா அதுதான் தாரா கிரகம் அதுதான் உங்கள் மனைவியின் குணத்தை சொல்லும் கிரகம் அப்போனா அந்த புதன் புதன் இருக்கார் இல்லைங்க அந்த புதன் நின்ற நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காரோ அவரின் குணம் அரண் அரண் கூட சேர்ந்த கிரகங்கள் பற்றிய கிரகங்களின் குணம்தான் உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவனுக்கோ இருக்கும் நிச்சயமாக இப்போ வந்து புதன் வந்து குருவின் சாரத்தில் இருக்காருன்னு வைங்க புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வைங்க அந்த குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த குரு கூட செவ்வாய் சேர்ந்து இருக்கா அப்படின்னா அந்த குரு செவ்வாய் காம்பினேஷன் உங்கள் கணவனோ மனைவியோ நிச்சயமாக இருப்பார்கள் அந்த அரண் சம்மந்தப்பட்ட தொழில் தான் அவங்க செய்வாங்க குரு செவ்வாய்னா என்னங்க ஒவ்வொரு கம்பெனிக்கு முதலாளியாக இருப்பாங்க இல்லைனா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் மேனேஜராக இருப்பாங்க குரு செவ்வாய்னு என்னங்க அதிகாரம் பண்ணுற தொழிலில் இருப்பாங்க என்ன தான் அடிமை செஞ்சாலும் குரு செவ்வாய் என்னங்க ஆசிரியராக இருப்பாங்க ஆசிரியர்லேயும் வெச்சமாக இருப்பாங்க இதுவே அந்த தாரா கிரகம் அப்படிங்கிற சொல்கிற கிரகம் வந்து தனது சுயசாரத்தியை இப்போ செவ்வாய் தாரா கிரகமாக இருக்குங்க அந்த செவ்வாய் மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்துலேயே உட்காந்துட்டா அந்த தாரா கிரகம் செவ்வாய் தான் செவ்வாய் எப்படி உங்கள் மனைவி நிச்சயமாக உங்களை அதிகாரம் செலுத்துபவராக செலுத்துபவராகவும் உங்களை ஆதிக்கம் செலுத்துபவராகவும் பல நேரங்களில் முரண்பாடாக பேசுகிற பேசுபவர்களாகவும் கோபம் ரொம்ப அதிகமாக வருப வருபவராகவும் நிச்சயமாக இருப்பாங்க சரிங்களா இது இந்த இந்த இடத்துல ஏழாம் இட அதிபதியே சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒரு ஆப்பு போடுங்க இல்லை உங்கள் ஜாதகனோட பாருங்கள் பல கிரகங்கள் சொல்லியிருப்பாங்க பத்து டிகிரி இருபது டிகிரி நூற்றி இருபது டிகிரி நூற்றி முப்பது டிகிரி முந்நூற்றி அறுபது அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லை எது கம்மியான டிகிரி பாயிண்டில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது இந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார் அவர் தான் உங்கள் வாழ்க்கை துணையின் குணம் அது அந்த வாழ் அந்த அந்த கிரகம் எது கூடலாம் சேர்ந்துருக்கு எதை பார்க்குது அதை பொறுத்து அந்த குணங்கள் தீர்மானிக்கப்படுகிறது நான் பார்த்த வரையில் ரொம்ப சரியாக இருக்குங்க குறிப்பாக இன்னொன்று சொல்கிறேன் இல்லை ராகு கேதுவை நீங்கள் சேர்க்கக்கூடாது ராகு கேது இல்லாமல் மற்ற ஏழு கிரகங்களை வைத்துதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இதில் சரிங்க ஒரே கிரகம் இப்போ புதனும் ரெண்டு டிகிரியில் இருக்குது ராகு ரெண்டு டிகிரியில் மூணு டிகிரியில் இருக்குது ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே சேர்த்து தான் பலன்னு சொல்லணும் இது இந்த இடத்துல நீங்கள் ராகு கேருவை எடுத்துக்கலாம் சரிங்க ரெண்டு கிரகம் ரெண்டு டிகிரியில் மூணு டிகிரியில் இருக்குன்னா அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையின் குணம் வந்து இரண்டு குண இரண்டு கிரகங்களின் குணத்தையும் ஒத்து வரும் ஆனால் வந்து ரொம்ப அப்படி இருக்கிறது வந்து சரி இருக்கார் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவர் வந்து சில நெகட்டிவான கேரக்டர் சில நேரத்தில் கொண்டு வந்துடும் ஏன்னா அவர்களோட உடம்புலேயும் சில நெகட்டிவான டிசீஸ் இருக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதை வந்து ஜெமினி சூத்திரத்தில் தாரா கிரகம் என்று சொல்லப்படுகிறது பல பேரால் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்கள் ஜாதகத்தையோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமையோ கரெக்டாக பதிவிடுங்க அதை வச்சு சொல்லலாம் அது எந்த கிரகம்னு நானே உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம லக்ஷ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்டு உங்கள் வாழ்க்கை துணையின் குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி உங்கள் ஜாதகத்தில் நிர்ணயம் செய்வது அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும் ஏழாம் இடத்தையும் ஏழாம் இட அதிபதியும் வைத்து நம்ம வந்துட்டு அவர்களின் குணம் என்ன அதில் எந்த கிரகம்லாம் பார்க்குது அப்படின்னு வச்சு சொல்லுவோம்